அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுதுங்க ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டிலேருந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு அதாவது இருந்து தனுசுக்கு குரு பகவான் வர இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் தொந்தரவுகள் அதிகம் இருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் இப்போ குரு பகவான் மாறத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெடிசன் செலவு அதிகமாக இருந்திருக்கும் அக்டோபர் மாதம்தான் வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இது கண்டிப்பாக இது குறையுங்க அதுக்குண்டான பரிகாரமும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக தன்வந்திரி மந்திரத்தை தயவு செஞ்சு சொல்லுங்கள் தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லுங்கள் தன்வந்திரி பெருமாள் கோயில் உள்ள தன்வந்திரி போய் வழிபட்டுட்டு வாங்க ஏதாவது பிரச்சனையில் இருந்தீங்கன்னா கூட அந்த உடல் ரீதியான வலிகள் தினமும் இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா கூட அது படிப்படியே குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த தன்வந்திரி மந்திரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் கடைசியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி பலன்களை பார்க்கலாங்க இப்போ ரிஷப வீட்டிலேருந்து பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அடுத்து ரிஷபத்துலேருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி குரு பார்க்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் வீட்டிலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால குரு பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கும் வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு சுப செலவுகள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்த விரைஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சுப செலவுகள் ஏற்படும் நீங்கள் வந்து மெடிசன் செலவில் போய் அந்த செலவு பண்ணுறதுக்கு பதிலாக சுப செலவாக நீங்களே மாற்றிக்கணும் வீடு கட்டுறது வாங்குறது இல்லை ஆல்ட்ரு பண்ணுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஆண்டு ஆனால் நல்ல வருமானம் இருக்குது நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது நல்லா இருந்தாலும் வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க ஆனால் இதுக்குண்டான அந்த தன்வந்திரி ஸ்லோகம் வந்து கடைசியாக சொல்கிறேன் அந்த பரிகாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க அடுத்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு ரிஷப வீட்டிலேருந்து நாலாம் இடத்துல பார்க்கறதுனால வண்டி வாகனம் இதெல்லாம் வண்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லை புதுசாக வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி வண்டி ரிப்பேராக இருக்கலாம் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரலாம் இல்லை இது நான் மாற்றிட்டு புதுசாக வாங்குறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே அடுத்த வருடத்துக்குள்ளே இது கண்டிப்பாக நடக்கும் வீடு வாங்காதவங்க கண்டிப்பாக இந்த தடவை வீடு கண்டிப்பாக சுப செலவு வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க அடுத்து பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்தை விரைஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் பண்ண வேணாம் சுப செலவாக மாற்றிக்கோங்க அடுத்து உங்களுக்கு தன்வந்திரி ஸ்லோகம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமானா காலையில் குரு ஹோரை ஆறு டு ஏழுக்குள்ளே குரு பகவானுடைய மந்திரத்தை வீட்டில் சொல்லி வீட்டில் விளக்கேற்றுங்க கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள குரு பகவானை போய் பார்த்துட்டு வாங்க இப்போ பார்க்க முடியாதவங்க வீட்டிலே விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு நீங்கள் குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லலாம் சொல்லலாம் நீங்கள் நான் சொல்லிடுறேன் சொல்லி காட்டுறேன் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலைல ஆறு டு ஏழுக்குள்ள இந்த குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அடுத்தது நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போதோ இல்லை வேலை ஏதாவது செய்யும் போதோ இந்த தன்வந்திரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் ஏன்னா உடலை வந்து ரொம்ப பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உடல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்த பண்ணுங்கள் தன்வந்திரி பகவானுக்கு வந்து நீங்கள் ஹோமமும் பண்ணலாம் அங்கே பெருமாள் கோயிலில் வந்து ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி ஹோமம் பண் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் உடலில் உள்ள பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த வலி வேதனையிலேருந்து வருவீங்க அந்த அந்த தன்வந்திரிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த பகவான்களுக்கு அந்த தன்வந்திரி ஸ்லோகம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரையலோகிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சுவாகா இந்த மந்திரத்தை தினசரி இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லிட்டு வரணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் தவறு கிடையாது நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் மினிமம் நான் சொல்கிறேன் இருபத்தேழு முறையாவது நீங்கள் தினசரி சொல்லிட்டு வாங்க காலைல எந்திரிக்கும் போது சொல்லுங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க